மீண்டுமாய் இந்த இரண்டு வசனங்களை வேறொருவர் வாசியுங்கள் பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் லேலூயா லீஸ்திராவிலே அப்போஸ்தனாகிய பவுல் ஊழியம் செய்து வந்த அந்த சமயத்திலே நடந்த ஒரு அற்புதத்தை ஆவியானவர் இப்படியாய் பதிவு செய்து வைத்திருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் நடந்த அநேக விதங்களை கர்த்தர் ரொம்ப தெளிவாய் அதை வித்தியாசப்படுத்தி காண்பிச்சிருப்பார் எல்லா முடவர்களையும் ஒன்று போல கர்த்தர் நடக்க செய்யலை எல்லா குருடர்களையும் ஒரே மாதிரி கர்த்தர் சுகமாக்கலை எல்லா செவிடர்களையும் மறித்து போனவர்களை எல்லாம் வேதத்தில் ஒரே மாதிரி கத்தர் சுகமாக்கி உயிர்த்தலை பண்ணல ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான செய்கைகளை கத்தர் உண்டு பண்ணி வித்தியாசமான முறையில் ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிறதையும் தொடுகிறதையும் உயிர்ப்பிக்கிறதையும் பைபிள் நமக்கு என்ன செய்யுதுன்னா அழகாக வேதத்தில் காட்டியிருக்கிறது நீங்கள் வேத புஸ்தகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அற்புதங்கள் நமக்கு வேதத்தில் நடந்திருக்கிற முறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் பிரியமானவர்களே சபையில் தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்த்து வருகிற ஜனங்கள் போன வாரத்தில் ஆண்டவர் செய்த மாதிரி இந்த வாரம் செய்வார் அப்படின்னீங்கன்னா அவர் செய்வார் ஆனால் அதே மெத்தடில் கத்தர் செய்ய மாட்டார் ஒருத்தரை சுகமாக்கின முறையிலேயே இன்னொருத்தரை கர்த்தர் சுகப்படுத்துவார் நினச்சிங்கன்னா அதுவும் அப்படி நடக்கிறது இல்லை அதுலேயும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் காட்டுவார் ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரியே இன்னொருத்தரையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் நினச்சிங்கன்னா அப்படி இல்லை அவர் ஆசீர்வதிக்கிறதுலேயும் வித்தியாசமான முறையை கத்தர் என்ன செய்வார்னா காட்டுவார் ஏன்னா அவருக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் அப்படிங்கிறது இல்லை அவர் தாம் நினைக்கிறபடி விரும்புகிறபடி தனக்கு தோன்றுகிறபடி அவர் எதையும் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராயிருக்கிறார் அல்ல லூயா நீங்கள் அற்புதங்களை பெற வந்திருக்கிறீங்க ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க தேவன் உங்களுக்கு செய்ய வேண்டிய அல்லது காண்பிக்க வேண்டிய அவருடைய வல்லமையை அவருடைய மகிமையை நீங்கள் எதிர் எதிர்பார்த்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு முறையில் தான் அது உங்களுக்கு கிடைக்கும் அல்லது கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் அதில் ஏமாற்றம் அடைய வேண்டியது வரலாம் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியணும் வேத புஸ்தகம் எங்கிலும் கர்த்தர் செய்திருக்கிற எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர் ஒரே மெத்தடில் அதை செய்ய மாட்டார் ஒரே விதமாய் கர்த்தர் எல்லாவற்றையுமே அவர் வேதத்தில் செய்கிறதில்ல அதற்கெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு விதமான வழிகளை என்ன செய்திருக்கிறார்னா வைத்திருக்கிறார் பவுல் மூலமாக சுகமாக்கப்பட்ட மனிதர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதங்களில் அந்த சுகத்தை கர்த்தர் விளங்க பண்ணுகிறத வேதம் நமக்கு காட்டுது இப்போது லீஸ்திராவில் தாயின் வயிற்றில் பிறந்த நாள் முதல் எட்டாம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்து ஒரு போதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷனை பைபிள் காட்டுது இதுவரைக்கும் எப்படி இருந்தாவன் எதிலிருந்து இருந்தான் தாயின் வயிற்றில் பிறந்ததில் இருந்து அந்த நாள் வரை அவன் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடந்ததில்லை அவன் கால்கள் வழங்காதவனாயிருந்தான் இப்போ இந்த இடம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அற்புதம் நடந்த இடம் நல்லா கேட்க கேட்கணும் சத்தியத்திற்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்தும் போது நீங்கள் ரொம்ப கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க அடிக்கடி நான் அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வழிமுறைகள் கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய வழிமுறைகள் உங்களை தொடுவதற்கு உங்களை சந்திப்பதற்கு உங்களிடத்தில் கிரியை செய்வதற்கு உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் வைத்திருக்கிற வழிகள் முதல்ல உங்களுக்கு தெரியணும் அது சில பேர் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் இல்லை அதை பைபிள் வெவ்வேறு விதங்களில் நமக்கு காட்டுகிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல அவன் சுகமான இடம் பார்த்தீங்கன்னா லீஸ்திரா ஊழியக்காரர்கள் வந்து ஊழியம் செய்கிற அவங்களுடைய மினிஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்க நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது நடக்கிற ஒரு அற்புதமாக இங்கே ஆவியானர் எழுதி வச்சிருக்கிறார் இன்னொரு விதமாக சொன்னால் பிரசங்க நேரத்தில் அவனுடைய சுகம் அவனுக்கு கிடைக்கிறது இந்த மனுஷன் எப்போ சுகமாக்கப்படுறான் நீங்கள் எல்லா எல்லாருமே மனதில் தெளிவாய் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஜெப நேரத்தில் அல்ல பிரசங்க நேரத்தில் அற்புதம் நடக்கிறது சொல்லுங்க எப்போ நடக்குது வசன பிரசங்கம் நடக்கிற நேரத்தில் ஒரு அற்புதம் அன்றைக்கு லீஸ்ராவில் நடந்ததாக ஆவியானவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார் பிரசங்க நேரத்தில் கர்த்தர் பிறவி சப்பானி என்ன செய்கிறார்னா சுகமாக்குகிறார் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா கடைசி ஜப நேரத்தில் அல்லது எல்லாம் முடித்து நான் ஜபம் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அற்புதம் நடக்கும் இதுதான் பொதுவாக சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு எப்போ உங்களுக்கு அற்புதம் நடக்கும் எப்போ ஆண்டவர் உங்களை தொடலாம் எப்போ ஆண்டவருக்குள்ளே நீங்கள் பெற வேண்டிய அற்புதங்களை பெறலான்னு நிறைய பேர் நம்ம எப்போ நினச்சிட்டு இருக்கிறோம் கடைசி ஜபத்தில் கடைசியாக அல்லது எல்லாம் முடித்து ஊழியக்காரங்க கிட்ட போய் நம்ம ஜபிக்கும்போது நமக்கு அற்புதம் கிடைக்கலான்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு ஏகமா அது எப்படியோ அது அப்படி ஒரு சிந்தை எல்லாருக்குள்ளேயுமே என்ன செஞ்சிருச்சுன்னா அப்படி வந்துருச்சு ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க ஊழியக்காரங்க அல்லது தேவனுடைய மனிதர்கள் நடந்து போகிற பொழுது அவர்களுடைய நிழல் பட்டால் கூட சுகம் கிடைக்கும் அவர்களால் சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஜெபிக்கும் போது இப்படி அநேக விதங்களில் கத்தர் உங்களுக்கு அற்புதங்களை வச்சிருக்கிறாரு அதையே நீங்கள் கவனிக்கணும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் ஒரே மாதிரி அற்புதம் செய்கிறவர் அல்ல எல்லாருக்கும் ஒரே விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறவர் அல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவர் வெளிப்படுகிற விதம் வேதத்தில் வெளிப்பட்டதாக காண்பிக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது தேவன் செய்கிற அவருடைய செய்கையில் அடங்கியிருக்கிற அவருடைய சுய சித்தமாக இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களும் நான் அவருக்கு ஆர்டர்லாம் பண்ண முடியாது அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறார் ஒருவேளை சில நேரம் ஊழியக்காரங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்து இப்படி செய் நான் இப்போ இப்படி செய்வேன் ஆண்டு அவங்களுக்கு வெளிப்படுத்தி அதை செய்ய சொல்லுவார் ஆனால் அற்புதத்தை வேண்டி நிற்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த வழிதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினபடி அதிசயங்களை நம்ம பார்க்கணும் அதிசயங்களை நம்ம பெறணும் அதிசயங்களை நாம் வந்து அனுபவிக்கணும் அது ஆசீர்வாதமாக இருக்கலாம் அது விடுதலையாக இருக்கலாம் அது சுகமாக இருக்கலாம் அது உங்களுக்கு உண்டாக வேண்டிய ரட்சிப்பாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பெற வேண்டிய அபிஷேகமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது ஒரு முக்கியமான நேரத்தில் நடக்குன்னு ஆவியானவர் சொல்கிறார் அந்த நேரம் என்னென்னா செய்தியின் நேரம் அது என்ன நேரம் செய்தியின் நேரம் நான் உங்களுக்கு சில உதாரணங்களை வேதத்தில் காட்ட போகிற நீங்கள் கவனிங்க எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் அவ்வளோ கவனம் வச்சுருந்துருக்க மாட்டீங்க இப்போது இந்த அற்புதத்தை குறித்து காட்டின இடம் அப்படியே இருக்கட்டும் இதோடு சேர்ந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஆவியில் சொல்ல ஏவப்பட்டிருக்கிறேன் அப்படியே பத்தாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க அப்போஸ்தலர் பத்துக்கு திருப்பி நாற்பத்தி நான்காம் வசனத்தை எடுத்த ஒருத்தர் வாசிங்க பாருங்களா இந்த வார்த்தைகளை பேதிரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுதாவியானவர் இறங்கினார் இங்கே எப்படி போட்டிருக்குதுன்னா வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வசனத்தை கேட்டவங்க எல்லார் மேலேயும் யார் இறங்கினாங்கன்னா பரிசுத்தாவியானவர் இறங்கினார் கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சில் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து ஹலோ பிரமித்தார்கள் என்று ஆவியானர் எழுதி வச்சிருக்கிறார் அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் நிறைய பேர் எப்போ கொடுக்கப்படுறதா நினைக்கிறாங்கன்னா ஆராதனை நேரத்தில் அல்லது ஜெப நேரத்தில் அப்படியும் நடக்கும் அப்படி மட்டும் நடக்கிறதில்ல நல்லா கவனிங்க பிரசங்க நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பிரசங்கத்திற்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை எந்த அளவில் நீங்கள் கவனித்து அதை ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போதே அங்கே சரீரப்பிரகாரமான சுகமல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் கத்தர் என்ன செய்கிறார்னா அந்த நேரத்தில் தருகிறார் என்று எழுதி வச்சிருக்கிறார் இங்கே அபிஷேகிக்கப்பட்ட இடமும் எந்த இடம் எந்த நேரம் பிரசங்கத்தினுடைய நேரம் என்று ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறத நாம் அங்கே பார்க்கிறோம் அப்படியே கொஞ்சம் வேதத்தை திருப்பி அப்படியே வேதத்தை திருப்பி நீங்கள் அப்படியே நீங்கள் கவனித்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் நம்ம வந்தோம்னா அங்கே மேலும் சில காரியங்களை ஆவியானவர் எழுதி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் என்னோடு சேர்ந்து அப்படியே வேதத்தை திருப்பி முன்னால் அப்போஸ்தலர் பணிகளில் அதே அதே புஸ்தகத்தில் முன்னால் சில அதிகாரங்களை தாண்டி நம்ம வரப்போகிறோம் படிங்க பார்க்கலாம் நீங்கள் பா பார்க்க வேண்டிய வேத பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை படிங்க பார்க்கலாம் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்னு அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் இது எப்போ நடக்குது அங்கே முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுது பாருங்க பிரசங்கத்தை கேட்ட பொழுது அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி இருதயத்தில் வாதிக்கப்பட்டு இருதயத்தில் உணர்வடைந்து என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் அடுத்து என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்வதா என்ன செய்வதா இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற தீர்மானத்தோடு ரட்சிப்பிற்கு வழிகளை அங்கே அவங்க கேட்டதை நாம் இங்கே வேதத்தில் பார்க்குறோம் பா பேதர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அவர்கள் செய்து பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டதை ஆவியானவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் அதை நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் பாருங்கள் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அலே லூயா கவனிங்க இப்போ இங்கே ஆவியானர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாருன்னா பேதரு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவங்க ஒரு தடையும் இல்லாதபடி அல்லது ஒரு இடைஞ்சலும் இல்லாதபடி உணர்ந்து அதை ரொம்ப பிரியத்தோடு நாங்கள் அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்ட போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞான ஸ்நானம் பெற்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சபையின் அங்கங்களாக மாறினார்கள் என்பதாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் அது ஒரு ஞான ஸ்நான ஆராதனை நடந்த இடமும் அல்ல அது பிரசங்க நேரம் அது என்ன நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ இந்த காலத்தில் நாம் எல்லாரும் ஞான ஸ்நானத்துக்குன்னு ஒரு நாளை குறித்து அந்த நாளில் அதற்காக ஒரு சர்வீஸ் நடத்தி அதில் வருகிறவங்களுக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து செய்திகள் எல்லாம் சொல்லி அவங்க புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணி பிறகு அவர்களை அர்ப்பணிக்க வைத்து ஞான ஸ்நானத்தை கூட்டிகிட்டு போகிறோம் ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்குதுங்க ஒரு பொதுவான செய்தியின் நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வசனத்தை ஏற்றுக்கொண்டவங்க ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் வாங்கிட்டாங்க நீங்கள் அவையான எழுதி வச்சிருக்கிறார் அலை லூயா இதெல்லாம் எப்போ நடக்குது இதெல்லாம் எப்போ நடக்குது சுகம் எப்போ நடந்துச்சு பரிசுத்தாவியாளர் பொழியப்பட்டது எப்போ இப்போ இங்கே ஜனங்கள் பெற்ற ரட்சிப்பு எப்போ வருது அப்போது இப்படி வேதத்தில் அநேக இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கப்படுகிற வசனத்தை கேட்கும்போது இப்படி எல்லா காரியங்கள் நடக்கும் என்பதை ஆவியான நமக்கு என்ன செய்கிறார்னா உறுதிப்படுத்துகிறார் பின்ன நீங்கள் ஏதோ உங்களுக்குள்ளே இருக்கிற யோசனையின்படி கடைசி ஜபத்தில் அல்லது ஊழியக்காரனை தனியாய் சந்தித்து சொல்லி தொட்டு ஜபிக்கும்படியாய் கேட்டு செய்கிற பொழுது சுகம் நடக்கும் அற்புதம் நடக்கும் அது நடக்கும் இது நடக்குன்னு நீங்கள் நினைக்கிற அந்த நினைவுகளை உங்களுக்குள்ளே மாற்றிக்கொள்ளுங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் சொல்கிற வசனம் ரொம்ப நல்லா நீங்கள் கவனிச்சுக்கோங்க இந்த சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கிறீங்க இங்கே இருந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கிறது அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற நியமனம் என்று சொன்னால் இங்கே தான் அதை உங்களுக்கு தேவன் தருவார் சில பேர் அங்கே இங்கெல்லாம் போய் பார்க்குறீங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்குங்க சில பேர் அங்கே இங்கெல்லாம் போகிறீங்க இங்கே சொல்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டீங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு சரி அப்படி போய் பார்க்கலாம் இப்படி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் போவீங்க என் அன்பு சகோதரே சகோதரியே நீங்கள் போய் ஆராதிச்சிருந்துருக்கலாம் நீங்கள் போய் தேவனை மகிமைப்படுத்தி இருந்திருக்கலாம் நீங்கள் போய் தேவனுக்கு எதையாவது விசேஷமாய் செய்திருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்திற்கு நீங்கள் வரலைன்னா அங்கே நீங்கள் பெற வேண்டியதை பெற பெறவே முடியாது நம்ம பலிகளை கண்ட கண்ட இடத்துல செலுத்தக்கூடாது ஒருவேளை உங்கள் பக்தி விருத்திக்காக நீங்கள் அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க அந்த கூட்டத்தில் பங்கு பெறுறீங்க இந்த கூட்டத்தில் பங்கு பெறுறீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சபையில் உங்களுக்கு வேண்டியவைகளை தந்து உங்களை போஷிக்க தேவன் வார்த்தைகள் அங்கே வச்சிருக்கிறார் விளங்கி கொண்டவங்க மட்டும் நல்லா உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் ஹாலே லூயா என்னை போஷிக்க கர்த்தரின் சபையை வைத்திருக்கிறார் சொல்லுங்க என்னை போஷிக்க என்னை போஷிக்க என்னுடைய ஊழியக்காரன் வழியாக கர்த்தர் என்னை நடத்துகிறார் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலே லூயா என்னை போஷிக்க என்னை நடத்த என்னை என்னை விசாரிக்க எனக்கு சுகம் தர என்னை அபிஷேகிக்க என்னை ரட்சிப்புக்குள்ளாக்க எனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்ய கர்த்தர் என்னுடைய சபையிலே அவைகளை வைத்திருக்கிறார் ஹலே லூயா சும்மா இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க தெரியுமா உங்கள் காலத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு எனக்கு பக்கமாக இருக்குது அதுதான் நிறைய பேருக்கு எது தெரியுமா பிரச்சனை சொல்லுங்கள் சில பேரை கத்துற அப்படியெல்லாம் அதுல இருந்தாலும் தூக்கிட்டு வந்து விடுவார் நீ இருக்க வேண்டிய இடம் இதுதாப்பா இங்கே இருந்துக்குப்பா அப்படிம்பார் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க உங்களுக்கு நஷ்டத்தை தர்றதுக்கு அதை செய்கிறதில்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதையே செய்யறது இல்லை நீங்கள் நல்லா கவனிங்க எல்லா மக்களுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா பக்கமாக இருந்தால் வசதியாக இருக்கும் என்ன பக்கமாக இருந்தால் ஏங்க வேத வேதாகம நாட்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாள் கணக்கில் பல மைல்கள் கால்நடையாக நடந்து கடந்து வந்து தான் அவங்க தேவனை என்ன செஞ்சாங்கன்னா ஆராதிச்சாங்க அதனால தான் சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட போது எனக்கு சொன்ன போது நான் என்னான்னு எனக்கு உள்ளூர்லேயே சபை இருக்குதுங்க அப்படின்னு அவர் சொல்லலை <laughs> தூரம்தான் நடக்க தான் வேணும் பல மைல் நடக்கணும் பல விதமான பயணத்தின் அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் நிற்கணும் அவர் ஏன் தேவ ஆலயத்துக்கு போக போகலாம் அப்படின்னு சொன்னபோது மகிழ்ச்சியானேன்னு சொல்கிறாருன்னா அந்த காலத்தினுடைய சூழ்நிலை அப்படி நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க உங்களை நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா நீங்கள் மற்றவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தர் உங்களை நிற்க சொன்ன ஸ்தானத்தில் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா நிற்க மாட்டேங்கிறீங்க அதுதான் பிரச்சனையே அதுதான் இப்போ கர்த்தர் என்னை பல இடங்களுக்கு கொண்டு போகிறாருங்க பல ஆயிரங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் நல்லா நீங்கள் கவனிங்க தப்பில்லை என் மூலமாக அது நிறைவேற வேண்டிய ஊழியம் அது நான் நிறைய பழிபீடங்களை செப்பனிடணும் அப்படின்னா என்ன நிறைய சபைகளுக்கு தேவனுடைய விஷயத்தை புரிய வைத்து அந்த சபை தேவனுக்குள்ளாக பலப்பட்டு வளருவதற்கு ஏதுவா என்னை கர்த்தர் கொண்டு போகணும் அது எனக்கு தேவன் வைத்திருக்கிற சித்தம் நான் நிறைய சபைகளை பார்த்து பெரிய கூட்டங்களை பார்த்து எனக்கு அங்கிருந்து அவங்க தருகிற பெரிய காணிக்கைகள் எல்லாம் பார்த்து இந்த சபையவே நடத்திடலாம் நான் முடிவு பண்ணக்கூடாது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் இப்போ ஒரு ஊழியக்காரனாக நான் இரு இருந்து நான் நடக்கிறேன் அப்படின்னா நானும் என்னை போல் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அவங்க சபை விட்டு எங்கேயும் போக கத்தர் அவங்களை அனுமதிக்க மாட்டார் அவங்க அங்கே தான் இருக்கணும் அவங்க இரவு பகல அவங்க அங்கேயே தான் கிடக்கணும் ஆனால் சில ஊழியக்காரங்க அப்படி இல்லை அவங்கள கத்தர் நிறைய நேரம் ஒரு சுவிசேஷகனை போல என்ன செய்வார்னா கொண்டு போவார் நிறைய நேரம் பல காரியங்களை அநேகருக்கு பல விதங்களிலே போதிக்கிற ஒரு போதகனாக கர்த்தர் என்ன செய்வார்னா கொண்டு போவார் நிறைய நேரம் சபைக்கு வெளியே இருக்கிற அந்நிய மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அங்கே அருகில் இருக்கிற சபைகளுக்கு தாட்டி விடும்படி கர்த்தர் அவனை ஒரு அப்போஸ்தல் நாங்கள் என்ன செய்வார்னா கொண்டு போவார் இப்போ நான் இப்படி நினைக்கலாம் இங்கே வந்து நான் இந்த சபைக்கு இப்படி பாடுபட்டு பிரசங்கம் பண்ணி இப்படியெல்லாம் சிரத்தை எடுத்து நான் ஊழியம் பண்ணுறதுனால இங்கே வர ஆத்துமாக்கள் ஏன் சபைக்க வரப்போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கலாம் ஒருவேளை நினச்சி அந்த ஊழியத்தை நான் உற்சாகம் இல்லாமல் நிறைவேற்றலாம் ஆனால் அதையும் கத்தர் பார்க்கிறார் ஊழியம் சபைக்கு உரியது அல்ல ஊழியம் தேவனுக்குரியது ஜனங்கள் நல்லா நீங்கள் நல்லா கவனிச்சுங்க நீங்கள் தேவனுக்குரியவர்கள் சபைக்கு உரியவர்கள் சபைக்கு கட்டுப்பட்டவர்கள் அதாவது நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியணும் மனுஷர் சொல்லுகிற விதமாய் அப்படி அல்ல மனுஷர் சொல்லுகிற விதமாய் அப்படி அல்ல ஊருக்குள்ளே பெரிய சபை இருக்கலாம் அந்த இடத்துல நின்று ஆராதிக்க உங்களை தேவன் அனுமதிக்கிறாரா கேள்வி அதுதான் அங்கே உங்களை கர்த்தர் சேர்த்தினாரா அதுதான் கேள்வி சில பேர் பாருங்க ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க தெரியுமா ரெண்டு பக்கமே இருந்துட்டு இருப்பாங்க உள்ளூர் சபையிலேயும் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆவிக்குரிய சபைக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இது ஒரு விதமான குந்தி குந்தி நடக்கிற ஒரு அனுபவம் இங்கேயும் அங்கேயும் என்ன செய்கிறது இங்கே கடினமான செய்தி கேட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒப்பு கொடுக்கலாமா வேண்டாமா நடக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி அந்த அந்த சேத்துல ஆற்றுல ஒரு காலுங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் இன்னொன்று பக்கத்துலேயே அங்கே போகும்போது அங்கே ரொம்ப ஈஸியாக கன்வீனியன்ஸ் ஆயிடுவாங்க இல்லை இல்லை அவர் சொல்ல மாதிரி இல்லை இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இவர் சொல்கிறது தான் கரெக்டு ரெண்டு மூணு வழிகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ஆமாவா இந்த சில நேரம் இந்த ஜிபிஎஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஜிபிஎஸ்ஸில் வழிகாட்டுறதுக்கு முன்னாடி அது கேட்குது எப்படி உனக்கு ரூட் வேணும் இப்படி எல்லாமே என்ஹெச் தான் வேணுமா அல்லது அது எப்படிப்பா சொல்லுங்கள் அது கேட்குது உனக்கு டோல் கட்டி போகிறையா ஈஸியாக <laughs> போயிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவேன் வேகமாக போகலாம் ஆனால் இதில் நீ டோல் சந்திக்கணும் உனக்கு டோலில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டோல் இருக்குது பார்த்துக்க இல்லை நான் டோல் கட்டுறதுக்கெல்லாம் தயாராக இல்லை நேரமானால் பரவாயில்ல நான் கொஞ்சம் சுற்றி கித்தியெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதையும் காட்டணும் அதை அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அது ஜிபிஎஸ்க்குள்ளே வரும்போதே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் விரும்பின ரூட்டில் அது என்ன செய்வங்களே ஆ சிம்பிளாக ஒரு இதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் செல்ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும் அல்ல லூயா எனக்கெல்லாம் எந்த ஊருக்கு அவ்வளோ சீக்கிரம் மனப்பாடமாக போய் வர தெரியாது திருப்பூருக்கு வெளியில் என்னை விட்டிங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் குழப்பம் எனக்கு இன்றைக்கி வரும் என்னுடைய ஹோம் டவுனை விட்டுட்டு நீங்கள் என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நான் குறைஞ்சது பத்து முறைக்கு மேலே உங்கள் இடத்துக்கு வந்து வந்திருந்தால் மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு மைண்டில் இருக்குது அது என்னமோ தெரியாது சின்னதுலேருந்து எனக்கு அப்படி தான் எத்தனையோ விஷயங்களை மைண்டில் வச்சுருக்கிறான் எனக்கு இந்த வழிகள் மட்டும் மனசில் பதியவே பதியாது ஆமாம் சரித்திரபூர்வமாக எல்லாமே புள்ளி வருமா ஆண்டிலிருந்து அதிலிருந்து இதிலிருந்து டைம்லேருந்து எல்லா பைபிள்லையும் சரி பைபிளுக்கு வெளியில் இருக்கிற புஸ்தகம் சரி எல்லாமே மைண்டில் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு சொல்லிடுவேன் ஆனால் உங்கள் வீட்டுக்கு வர வழி மட்டும் எனக்கு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது அது கொஞ்சம் நாள் பிடிக்கும் எனக்கு அப்போ என்னை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து இந்த ஜிபிஎஸ் தான் பெரிய வழிகாட்டி இந்த ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ் தான் பெரிய வழிகாட்டி ஆமாம் நான் சில நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணியே கேட்பேன் உங்கள் வீட்டுக்கு வரது எப்படி சில பேர் ஈஸியாக சொல்ல ஐயா போன வாரம் வந்தீங்களா ஐயா அதுதான் ஆமாம் நான் மறுபடியும் கேட்பேன் அடுத்த முறை வந்தாலும் கேட்பேன் நீங்கள் டென்ஷன் ஆனாலும் நான் கேட்பேன் ஏன்னா பொய்யா இல்லை மெய்யாகவே சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த வழிகள் என் மைண்டில் என்ன செய்யாதுன்னா பதியாது என்னுடைய ஹோம் டவுனுக்கு வெளியில் திருப்பூர் டவுனுக்கு வெளியில் என்னை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எனக்கு தெரியாது எந்த நாட்டுக்கு போனாலும் நான் அங்கே ஜிபிஎஸ் தான் பயன்படுத்துகிறேன் அல்ல லூயா ஆ நான் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறேன் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்குவேன் எங்கே வந்து இறங்கணும் எங்கேருந்து எதில் வரணும் அங்கேருந்து ஆட்டோ இருக்குதா பஸ் இருக்குதா டா டாக்ஸி இருக்குதா ட்ரெயின் இருக்குதா ட்ரெயின்னா என்ன ட்ரெயின் வரும் அப்போ அதெல்லாம் கேட்டுக்குவேன் டாக்ஸினா என்ன டாக்ஸி இருக்கிறது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் வெளிநாட்டுக்கு பயணம் போவேன் ஆமாம் எனக்கு நான் டெஸ்டினேஷன் எங்கே எங்கேன்னு சொல்லணும் ஏர்போர்ட்டில் நான் இறங்கினேன்னா என்ன டெஸ்டினேஷன் சொல்லணும் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் முதலே கேட்டு வச்சுக்குவேன் திடீர்னுலாம் போய் சொல்ல முடியாது அதை ரெக்கார்டிக்கெலாம் வச்சுருப்பேன் மறந்துடுவேன் அப்படிங்கிறதுக்காக அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது உங்கள் வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி தான் சபைகளையும் சில பேர் அப்படி தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்க சில பேர் இந்த குடும்பத்தில் நான் பிறந்துட்டு அதனால் இங்கே தான் போய் சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க சில பேர் இந்த ஊரில் நான் பிறந்துட்டு அதனால் இந்த ஊரை விட்டு நான் வெளியில் போனேன்னா என்னை ஊர்லேருந்து காலி பண்ண வச்சுருவான் இவன் எல்லாம் இந்த மாதிரி கேஸ் எல்லாமே தேவனை பார்க்கவே இல்லை தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்பதையும் சொல்லுங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க உரைக்குதா பார்க்கவே இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் உங்கள் ஹோம் டவுனில் உங்கள் உள்ளூரில் கர்த்தர் சபை நான் அங்கே கூப்பிட்றப்பா அப்படி யாரையுமே ஆண்டனை செய்யவே இல்லை சொல்லவே இல்லை இப்போ எனக்கு கூட பாருங்கள் சம்மந்தம் இல்லாத இடத்துல தான் வந்து உட்காந்து ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது ஒன்று எனக்கு ஹோம் டவுன் எல்லாம் கிடையாது இந்த ஊரை நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முந்தி ஒரு நாள் நான் கேள்விப்பட்டதில்லை ஒரு நாளும் இங்கே இருக்கிற ஜனங்களை நான் பார்த்ததில்லை ஒருபோது இது வழியாய் நான் ஏதேச்சியாக கூட வந்ததே இல்லை அலை லூயா உங்களுக்கு அது புரியணும் அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஒவ்வொரு விதங்களிலே நம்மை சந்திப்பதற்கு தொடுவதற்கு ரட்சிப்பதற்கு அபிஷேகிப்பதற்கு குணமாக்குவதற்கு ஆசீர்வதிப்பதற்குன்னு சொல்லி அவர் சில வழிகளை வச்சிருக்கிறாரு அதில் சிறந்த வழி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரன் மூலமாய் உங்களோடு தேவன் பேசுகிற பிரசங்க நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் ஹாலே லூயா நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கணும் இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போகாதீங்க செழிப்பு பார்க்குற இடத்துக்கெல்லாம் போகாதீங்க பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு போகாதீங்க பாரம்பரியமாக இருக்குதுன்ட்டு போகாதீங்க அல்லது நான் கேள்விப்படுறேன் இங்கே போகிறவங்களுக்கு அப்படி நடக்குதா இப்படி நடக்குதா அது நடக்குதா இது நடக்குதா அதை வச்சுட்டெல்லாம் போகாதீங்க ஒன்று மட்டும்தான் நிச்சயம் உங்ககிட்ட வர வேண்டியவர் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும் எந்த இடத்துக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதம் செய்கிற ஆசீர்வதிக்கிற குணமாக்குகிற ரட்சிக்கிற உயர்த்துகிற நடத்துகிற திருத்துகிற போஷிக்கிற காப்பாற்றுகிற கரம் கொடுக்கிற கர்த்தர் உங்களிடத்தில் வந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் ஹலோ லோயா சத்தியத்திற்குள்ளே போக போகிறோம் பிரசங்க நேரம் எனக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொல்லுங்கள் போய் இந்த நேரத்தில் தான் நிறையா பேருக்கு டயர்டு வரும் பார்த்துக்கங்களேன் பேசுகிறவனுக்கு வராது கேட்குறவனுக்கு வரும் நிறையா பேருக்கு தூக்கம் எப்போ வரும் சில நேரம் இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிற பிள்ளைகள குறும்பு சேட்டை எப்போ தெரியுமா அதிகமாக பண்ண ஆரம்பிக்கும் அங்கே தான் பிசாசு வந்து பூத்துக்கும் அலை நான் சொல்கிறது தமாசில் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் பிள்ளை அழுகிறதுக்கு என்ன காரணம் பசிக்கு அழுகுதா அல்லது வயிற்று வலிக்கு அழுகுதா அல்லது வேறு என்னத்துக்கு அழுகுது ஒன்று ஒரு ரீசனுமே இருக்காது தேவையில்லாமல் திடீர்னு ஒரு அடம் பண்ணும் வெளியில் போகணும் நிற்கும் அம்மாவை கிளப்பு எந்திரிங்க இல்லைன்னா அப்பாவை எந்திரி அப்படிங்க ஏற்கனவே நீங்கள் நாயகா அது அதுக்கு தெரியாது ஐயோ நம்ம அழுது தொந்தரவு பண்ணி எங்கள் அப்பனை எச்சாக்கு எடுத்துருக்கூடாது எங்கள் ஆத்தால எச்சாக்கு எடுத்துருக்கூடாதுன்னு அந்த குழந்தை நினைக்காது நீ கிளம்ப என்னை தூக்கிட்டு போங்க அந்த நேரத்தில் அம்மா அப்படியே அவங்க வீட்டுக்காரனுக்கு கண்ணு காட்டி இங்கே வாயா வந்து இது கொஞ்சம் தூக்கிட்டு போயான்னு சொல்லி பாருங்களேன் எப்போவுமே அப்பா கிட்ட போகிறது அன்றைக்கி சொல்லு நான் போக மாட்டேன் நீ தான் வரணுங்க பர்பஸாக உங்களை கெடுக்க வந்திருக்கிற பிசாஸ் அது எத்தனை பேர் உணர்வு சீரியஸாக சொல்கிறேன் ஆ அப்படியெல்லாம் நடக்குமா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் அநேக ஆதாரங்களோடு பேசிகிட்டு இருக்கிறேன் அலே லூயா ஒரு நான் சொல்கிறேன் எனக்கு மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் கூட என் பிரசங்கத்தை மூணில் ஒன்று கூட கெடுத்ததே இல்லை அலையலூயா ஒரு பிள்ளை கூட அதனுடைய ஸ்தானத்திலிருந்து தாண்டி மேலே வந்து அப்பாவாக்கும் அப்படின்னு அல்லது அம்மாவாக்குன்னு பாட்டு நேரத்தில் ஆறாவது நேரத்தில் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணியோ அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணியோ என் சபை மக்கள் யாரும் பார்த்திருக்க மாட்டீர்கள் தேவனும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார் ஏன்னா நாங்கள் ஜபத்திலே முன்கூட்டியே பிள்ளைகளை கட்டி ஜெபம் பண்ணிடுவோம் எந்த வகையிலையும் எந்த இடைஞ்சிலும் இந்த பிள்ளை மூலமாக எங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிடுவோம் அல்ல லூயா ஆ சாப்பாடு கீப்பாடு அது கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஆமாம் நல்லா கொடுத்து அமுக்கி அதைய ரொப்பி கொண்டு வருவோம் இங்கே வந்தால் ஒன்று தூங்குவோம் இல்லைன்னா அமைதியாக உட்காந்துருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃபாஸ்டிங் தான் அதுவும் ஃபாஸ்டிங் தான் பிள்ளைகளுக்கு நாங்கள் சோறு கொடுத்து பழக்கவே இல்லை அதனால் இப்போது இன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிட்டு போ மக்களை அப்படின்னு நான் பிள்ளைகளை கூப்பிட்டு நான் ரொம்ப வலியுறுத்தி சொன்னாலும் அந்த பிள்ளைகள் சாப்பிடாது வேண்டாம் சாப்பிடு சபை முடிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன் சாப்பிடுவோம் அந்த வைராக்கி தானாக அதுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் வந்து பிள்ளைகள் பார்க்கிற விதமாக அல்லது பிள்ளைகள் சோதிக்கப்பட சோதிக்கப்படுகிற விதமாக சோத்தையும் அதை இதையும் செஞ்சு அந்த பிள்ளைகளை சோதனைக்கு உட்படுத்தியில் இங்கே கொண்டு வரவே மாட்டோம் என்ன நடந்தாலும் பிள்ளைகளுக்கு தெரியாது சம முடிஞ்சு போய் சட்டியை திறந்தால் தான் தெரியும் எல்லாமே அலே லூயா குடும்பமான வரைக்கும் அப்படித்தான் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு ஆராதனை முடித்து பார்த்துக்கலாம் கொஞ்ச காலம் நீங்கள் சிரமப்பட வேண்டியது இருக்கும் நீங்கள் நிறைய நேரம் எங்கே விழுந்துடுறீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் வந்து தோத்துறீங்க அப்படின்னா சபையில் செய்தி நேரத்தில் தான் நீங்கள் விழுந்துடுறீங்க அங்கே தான் பிரச்சனையே நமக்கு வந்துடுது இல்லைன்னா அப்போ தான் நாலு தடவை பாத்ரூம் போவீங்க அப்போ தான் நாலு தடவை தண்ணி கொடுக்குறேன்னு போவீங்க சில பேருக்கு அப்போ தான் நாலு தேவையில்லாத கால் வந்து அப்படி வெளியே போக சொல்லும் ஃபோன் கால் வந்து ஃபோனை தூக்கிட்டு ஹலோ அப்படின்ட்டு போவான் அதை ஆஃப் பண்ணி வைக்கவும் தெரியாது அல்லது அமைதிப்படுத்தி வைக்கவும் நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கட்டும் செய்தி நேரத்தில் ஆவியானவர் உங்களை பற்றிய காரியங்களை உங்களோடு பேசுவதற்கு அவர் தயாராக இருப்பார் அவர் சொல்லிக் கொடுக்குற வழி சின்னதாக இருக்கும் ஆனால் அது அந்த செய்தி நேரத்தில் அது உங்களுக்கு வெளிப்படும்படி கத்தர் செய்வார் சின்ன யோசனையாக இருக்காது அப்போ தான் ஆண்டர் என்ன செய்வார்னா அதை வெளிப்படுத்துவார் பார்த்துக்குங்க நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை பற்றிய எல்லா குறிப்புகளையும் நீங்கள் செயல்பட வேண்டிய செயல்பாடுகளுடைய எல்லா வகைகளையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற நேரம் தான் என்னோடு சேர்ந்து ஓங்கி சொல்லுங்க பார்க்கலாம் பிரசங்க நேரம் அலே லூயா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப நீங்கள் உறுதியாக என்ன செய்யணும்னா இருக்கணும் தாவீது ஒரு இடத்துல சொல்லும்போது ஆண்டுடைய வசனத்திற்கு அது அவர் அதன் அதன் மேலே இருக்கிற வாஞ்சை குறித்து அவர் சொல்லும்போது ஆவென்று நான் என்ன செய்கிறேன்னா வாயை திறக்கிறேன் அதை உட்கொள்ள விரும்புகிறேன் தீர்க்கதரிசிக்கு அப்படி தான் சொல்கிறார் இதை உட்கொள்ளுங்கிறார் சில நேரம் கசக்கும் சில நேரம் இனிக்கும் சில நேரம் மிளறதுக்கு நான் உபதேச கடினத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதை கடுக்காமட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க நல்லா கவனிச்சுக்கங்க ஒரு சபையில் ஜனத்தை கர்த்தர் நடத்துகிறதற்கும் ஒரு தெருக்கூட்டத்தில் ஒரு மைதானத்தில் நடத்துகிற கூட்டத்தில் ஜனங்களை நடத்துறதுக்கு என்ன இருக்குதுன்னா வித்தியாசம் இருக்கு சபை வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இது தட்டி கொட்டி பிரிக்கிறத பிரித்து டிங்கரிங் பண்ணி பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் பழசா புதுசான்னு தெரியாத அளவுக்கு ஆ பழசவே புதுசாக்கி அனுப்புகிற இடம் இது ஆள் அதுதான் ஜீவிய வேற ஆள் அதுதான் அதுக்கு நடந்த கிரியைகள் வேற இப்போ மற்ற இடம் அப்படி இல்லை அவங்களுக்கு அப்படி அவசியமும் இல்லை உங்கள் உங்களுடைய நிலை உங்களுடைய உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிற காரியங்களை பற்றிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரனுக்கு தான் தெரியும் தேவனுக்கு மகிமை சபையில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கை எனக்கு ஓரளவுக்காவது தெரியும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களை நான் மேய்க்க முடியும் இல்லையா யாருன்னே உங்களை பற்றி எனக்கு தெரியலன்னு வச்சுக்கிங்களேன் நான் உங்களுக்காக தேவனிடத்தில் என்ன பேச முடியும் என்ன ஜெபிக்க முடியும் உங்கள் நிமித்தமாக நான் தேவனிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை வாங்கிட்டு வர முடியும் யோசித்து பாருங்க நீங்கள் அப்படி அல்ல அது சாத்தியம் இல்லை நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் கூட்டத்தை பார்த்து போய் ஏமாந்துடாதீங்க டிவியில் அதில் இதுலாம் சாட்சி கேட்பீங்க அதை பார்த்தெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க அல்லது வெவ்வேறு விதமாக நீங்கள் கேள்விப்படுகிற காரியங்களை வச்சுக்கி இது தடுமாறி போயிடாதீங்க நீங்கள் தடுமாறக்கூடாது தடம் புரணக்கூடாது நீங்கள் விழுந்துடக்கூடாது நீங்கள் குற்றுயிர் ஆயிடக்கூடாது நீங்கள் வந்து கல்லர்கள்ட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்று தேவன் சபையை ஊழியக்காரனை உபதேசத்தை தந்து தெளிவாய் கர்த்தரை காலத்திலும் வழி நடத்துகிறார் அலையிலூயா அலே லூயா நீங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆவியானவர் தொடர்ந்து பேசுகிறதை கேளுங்கள் வசனத்தை கேட்கிறவர்கள் பிரசங்க நேரத்தில் சபைக்குள்ளே வருகிற தேவ பிள்ளையே தேவன் அனுப்புகிற உங்கள் ஊழியக்காரன் வழியாய் சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க தவறக்கூடாது தாவீது அதற்கு அதற்காக சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் அந்த முழுசு நீங்கள் படித்து பாருங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்கிறது படித்து பாருங்கள் அதில் அநேக இடத்துல வேதத்திற்காக வசனத்திற்காக திரும்ப திரும்ப திரும்ப அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் ஆண்டர்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் உதாரணமாய் பதினெட்டாம் வசனத்தை வாசியங்கள் பார்க்கலாம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண் இது ஒரு ஜெபம் இது ஒரு ஜெபம் வேதத்தில் ஆண்டவரே நீர் வச்சிருக்கிற அதிசயங்களை பார்க்க என் கண்களை என்ன செய்யுங்க சிறங்க ஆண்டவரே அப்படி அவர் ஜெபிக்கிறார் நீங்க சமயம் இருக்கும் போது தயவு செய்து விசுவாச பிள்ளைகள் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க முழுவதும் அது வேதத்தினுடைய மகத்துவத்தை காட்டுகிறது வேதத்திற்காக அது ஜெபிக்கிறது நீங்க பார்க்க முடியும் என் சுய முயற்சியினால நான் நிறைய படிச்சிருக்கிறேன் எனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது நான் பட்டம் வாங்கி இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் புரிஞ்சுக்க முடியாது நான் விளங்கி கொள்வதற்கு நான் அறிந்து கொள்வதற்கு நான் அதை கடைபிடிப்பதற்கு நீர் எனக்கு உணர்வு தரணும் நீர் தான் எனக்கு கிருப தரணும் நீர் தான் என்னை உயிர்ப்பிக்கணும் நீர் தான் எனக்கு போதிக்கணும்னு சொல்லி தேவன்கிட்ட திரும்ப திரும்ப திரும்ப அவர் அந்த சங்கீதம் முழுவதும் செபிக்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும் அல்ல லூயா நான் நூறு தடவைக்கு மேலே நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தை மட்டும் படிச்சிருக்கிறேன் ஹலை லூயா நூறு தடவைக்கு மேலே நான் படித்ததனுடைய விளைவு நூற்றுக்கணக்கான குறிப்புகளை அதிலிருந்து எடுத்திருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வருகிறேன்கிறது உங்களுக்கு புரியணும் நான் சொல்ல வருகிற காரியம் உங்களுக்கு புரியணும் வேத புஸ்தகத்தில் எங்கும் இல்லாத வேதத்தை பற்றிய சிறப்பை அந்த சிறப்பிற்காக செபிக்கிறத இந்த சங்கீதத்தில் மட்டும்தான் நீங்கள் அதிகமாய் பார்க்க முடியும் அடிக்கடி அது பெரிய சங்கீதம்ங்கிறதுனால அதை நிறைய பேர் வாசிக்க விரும்புறதில்ல டை டைம் எடுக்கும் அது பெருசு நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு அதை ஒரு மலைப்பா அதை ஒரு மலை போல கூட பார்க்குறவங்க இருக்கிறாங்க அலையலூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க வேத வசனம் வசன பிரசங்கம் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் சிறு பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்து படிக்க வைக்கிறோம் சிறு வயதில் அநேக வசனங்கள் அந்த பிள்ளை கற்றுக்கொண்டுச்சுன்னா அந்த வசனங்கள் அந்த பிள்ளைக்குள்ள வெளிச்சமாக இருந்து அந்த பிள்ளை விழுந்து விடாதபடி தக்க சமயத்தில் அது என்ன செய்யறான் நினைப்பூட்டுதலாக மைண்டில் வந்து அந்த பிள்ளை அது குறித்த நாளில் காப்பாற்றி கொள்ளும் அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசத்தை தான் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்து படியுங்க அதை மனப்பாடம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அல்ல லூயா நீங்கள் படிக்கிறது நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு இந்த சபையில் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க நீங்களும் கூட தினமும் சில வசனங்களை அது மனப்பாடம் பண்ணுங்கள் பைபிளை எடுத்துகிட்டு போகாத இடங்களில் பைபிள் கொண்டு போக முடியாத சூழ்நிலைகளில் பைபிளை எடுத்து பார்க்க முடியாத அந்த இக்கட்டுகளில் நீங்கள் ஏற்கனவே படித்து உங்களுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற அந்த வசனங்களுக்கு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ரிஃப்ளெக்டர் மாறி எப்படி லைட் அடித்தா பழியிருங்குதோ அந்த மாதிரி அந்த சூழ்நிலை வரும்போது அது உங்கள் மைண்டுக்கு வந்து உங்களை காப்பாற்றும்படி நான் ஆண்டவர் வழி நடத்துவார் ஹலோ லோயா அனுபவிச்ச சிலருடைய ஆமேனே வித்தியாசமாக இருக்குது அனுபவிக்காதனுடைய ஆமேன் வந்து கடனுக்கு வந்துக்கிட்டு இருக்குது நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் வழக்கரத்தை உயர்த்தி காட்டுங்கள் பாருங்க எத்தனை கரங்களை நான் பார்க்கிறேன் ஹலே லூயா ஹலே லூயா ஒரு சாட்சிக்காக ஒன்று சொல்லிட்டு நான் சத்தியத்தை தொடர விரும்புகிறேன் ஒரு கிளை சபையில் ஒரு பெண் ஒரு பிள்ளை ஒரு வாலிப பிள்ளை ஆமாம் தான் விரும்பின ஒரு புறஜாதி பையனோடு ஓடி போயிட்டான் இங்கே மட்டும் ஓடினது இல்லையா ஓடி இருக்குது <laughs> அந்த பிள்ளை ஓடி போயிட்டாளுங்க அந்த சபையில் ஒரு நாள் நடத்தப்பட்ட வாலிபர் கூட்டத்தில் நான் பிரசங்கித்திருந்தேன் நான் பேசியிருந்தேன் அப்போது பேசுகிற பொழுது அந்த செய்தியில் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக பேசும்போது அந்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி காப்பாற்றப்படுங்கிறத குறித்து ஒரு குறித்த காலத்தில் அந்த சபையில் நடந்த வாலிபர் கூட்டத்தில் நான் பேசிட்டு வந்துட்டேன் இவள் விரும்பின பிள்ளையோடு பையனோடு ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் அவங்க அப்பா அம்மா உறவுகள் சப மக்கள் விசுவாசிகள் ஊழியக்காரங்க எல்லாரும் அந்த பிள்ளைய தேடுற அளவுக்கு ஆயிடுச்சு ஓடிப்போன பிள்ளையே நடுராத்திரி கெட்டு போகாதபடி தன்னை பாதுகாத்து வீடு வந்து சேர்ந்துட்டா வீடு வந்து சேர்ந்துட்டா நல்லா கவனிங்க அவ கொடுத்த சாட்சி என்ன தான் விரும்பினது உண்மை ஓடிப்போனது உண்மை ஆனால் நான் கற்பு குலையாமல் வந்துவிட்டேன் எனக்கு தெளிவு வந்துருச்சு இளையகுமாரனுக்கு கெட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வந்துச்சு இவளுக்கு கெடுவதற்கு முன்னதாகவே புத்தி வந்துருச்சு புரிந்தவர்கள் பாக்கியவான்கள் அப்போ அவன் அந்த பிள்ளை கெட்டு போகாதபடி அந்த ஓடி போனவன் திரும்ப என்ன செஞ்சிட்டான்னா இந்த வாழ்க்கை வேண்டாம் இது தவறு என்பதை உணர்ந்து கர்த்தர் என் வாழ்க்கையை கட்டுவார் கர்த்தர் கட்டினா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற உணர்வடைந்து அவ தன் தகப்பனை தாயை தேடி ஓடி வந்து என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் போன மாதிரியே பாதுகாப்பாக வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டான் இப்போ அந்த அந்த பிள்ளைய விசாரித்து உண்மை அறிந்து ஆமாம் அவளை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற பஞ்சாயத்துக்கு என்னை கூப்பிடுறாங்க சபையார் நீங்கள் தான் வரணையா அப்போது அங்கே போயிருந்த போது அந்த பிள்ளை அவள் என்ன சொல்கிறான்னா ஐயா எல்லாத்தையும் தாண்டி நான் சபைக்கு வந்து உபதேசம் கேட்டது அது இது பரிசுத்தாவையும் பெற்றிருந்தா எல்லாத்தையும் தாண்டி இந்த பயிரை நான் விரும்பினது உண்மை அவனோடு நான் ஓடினது உண்மை ஆனால் நான் ஓடி போகிற வழியிலே கர்த்தர் என்னோடு பேசினார் அவர் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க நான் ஓடி போகிற வழியில் என்னோடு கத்தர் பேசி அப்போ அவர் சொல்கிறோம் அந்த இந்த குறிப்பிட்ட நாளிலே நீங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் சபையில் நீங்கள் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோடு பேச ஆரம்பித்தது நான் தவறு செய்கிறேன் நான் பாவம் செய்கிறேன் என்பதை உணர்ந்து நான் அந்த பையனை பார்த்து சொல்லிட்டேன் இது தவறு உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு நான் வந்துட்டேங்கிறா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹலே லூயா நான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியணும் இப்போது நம்ம சபையில் சிலது ஓடி போச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் அப்படி வரலையே ஏன் கேள்வி இப்போ உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு கேள்வி வராது எனக்கு பதில் தெரியும் உங்களுக்கு கேள்வி ஆயிரம் வரலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நம்ம சபையில் அந்த தப்பு நடந்திருக்கிறது நடக்கவில்லை என்று நான் சொல்ல நம்ம சபையில் உபதேசத்தை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு இன்னமும் குடித்து வெறித்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் ரகசியமாய் சினிமா பார்க்கிறவங்க நாடகம் பார்க்கிறவங்க வெத்தலைப்பாக்கு புகையில் மூக்கு போடி அல்லக்கடவாயில் அடக்கி வச்சு போடுறப்போ இந்த இந்த கெட்ட உலகம் யாருக்கும் தெரியாமல் நைஸாக உறிஞ்சிக்கிட்டு தொடச்சிக்கிட்டு அப்படியே வெளியிலேருந்து தோத்துறோம் தோத்துறோங்கிறது எங்களுக்கு தெரியும் எல்லா தில்லாளுங்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கிறீர்கள் ஹலோ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத வச்செல்லாம் நீங்கள் மாற மாட்டீங்க வசனத்தை அறிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் மாறுவீங்க அந்த வசன அறிவு வந்துருச்சு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறத நீங்கள் விளங்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் சி அப்படின்னு நீங்களே வெறுத்து வீசிடுவீங்க எத்தனை இதுக்கு புரிகிறது இங்கே பாருங்க நான் சொல்லுகிறதை மாத்திரம் நல்லா கவனித்து கேளுங்க கவனித்து கொள்ளுங்க நீங்கள் உங்கள் அநேகருக்கு சபைக்கு வந்து விடுதலை இல்லை சபைக்கு வந்து ஆசீர்வாதம் இல்லை சபைக்கு வந்து இன்னமும் அபிஷேகம் இல்லை சபைக்கு வந்து இன்னமும் நீங்கள் விடுவிக்கப்படலை சபைக்கு வந்து இன்னமும் நீங்கள் அது இல்லை இது இல்லை இப்படி எத்தனையோ குறைபாடுகளை சொல்லுகிறீர்களே உங்களை பார்த்து அப்படி சொல்லுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் தனித்தனியாக கேட்கிறேன் நீங்கள் பிரசங்கிக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் அந்த செய்திகளை எந்த விதத்திலே கேட்டீர்கள் செய்தி நேரத்தில் உங்களுக்கு காட்ட முடியாத அல்லது காட்டப்படாத வழிகளை வேற நேரத்தில் கத்தர் உங்களுக்கு காட்ட மாட்டார் நமக்கு செய்ய வேண்டிய வழிகளே எப்பத்தான் கொடுக்கப்படுதுங்க தேவ வார்த்தைகளை நான் கேட்கும் போது அலை லூயா நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் தனியாக ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அங்கே ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான் அங்கே போனால் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவான் இதெல்லாம் கேட்டு எனக்கு தெரிஞ்சு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களை விட கெட்டு போனவங்க தான் அதிகம் தீர்க்கதரிசிகளை தேடி போய் நான் வேதாகமான நாட்களில் மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இந்த காலத்தில் நிறைய நான் சொல்லுகிறேன் நிறைய கவனிச்சுங்க மக்களுக்கு ஏற்றபடி ஏதாவது காசு கிடைக்கும் ஏதாவது ஆதாயம் கிடைக்குங்கிறதுக்காக பிழையா மாறி கத்தர் சொன்னதை விட்டுட்டு கர்த்தர் சொல்லாததை சொல்லுகிற துணிகரம் கொண்ட கூட்டம் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க அலை லூயா எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது விளங்குகிறது அமேனா என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நல்லா கவனிச்சுக்குங்க வார்த்தையின் நேரம் பிரசங்க வார்த்தையின் நேரம் பிரசங்கிக்கப்படுகிற நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கு தயாராக எப்பவும் என்ன செய்யணும்னா ஆலயத்திற்குள்ளே வரணும் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருக்கும் ஆலோசனையாக சொல்கிறேன் சனிக்கிழமை இரவு நைட் ஷிஃப்ட் இருந்தால் செய்யாதீங்கன்னு சொல்கிறேன் சனிக்கிழமை இரவு நீங்கள் வேலையை செய்துட்டு பகலில் வந்து நீங்கள் ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு உங்களுக்கு அது கடினமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் சனிக்கிழமை நாட்களில் வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் லேட் நைட் படுக்கைக்கு போகிறத தவிர்த்து கொள்ளுங்க சனிக்கிழமை இரவு கடினமான காரியங்களை செய்வதை தவிர்த்து கொண்டு நல்ல ஜெபம் பண்ணி தேவ பிரசனத்தில் படுத்து உறங்கி எழுந்து பிரிஸ்காலயத்திற்கு வாருங்கள் என்று நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் அந்த காலை ரொம்ப முக்கியமான வேலை எத்தனை பேத்துக்கு புரிகிறது நான் கத்தரை ஆராதிக்க வருகிற காலை சொல்லுங்க மக்கள் எல்லாரும் நான் கத்தரை ஆராதிக்க வருகிற காலை எனக்கு ரொம்ப முக்கியம் என்பதனாலே முந்தின இரவே நான் ஆயத்தமாவேன்